ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனே சொல்லலாம் அப்படி என்ன வீடியோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இது நாள் வரைக்கும் இப்படி நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஃபோட்டோ தான் வச்சுருப்போம் ஆனால் வீடியோவும் வைக்கலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ வால்பேப்பர்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும் அதில் ஃபோர்த் ஆப் ஒன்று வரும் ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒன்லி டூ எம்பி ஸோ அந்த ஆப்பை மொதல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பு நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லி ஆகலாம் ஓகே இப்போ அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் அதில் சூஸ் வீடியோன்னு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எந்த வீடியோ சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோவை கொடுத்துக்கோங்க நான் இப்போதைக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் மேலே வந்து ஒரு கேலரி மாதிரி ஒரு இமேஜ் வரும் ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டைம் வந்து கருப்பாகவும் தெரியலாம் பிளாக்காகவும் தெரியலாம் இல்லாட்டி அந்த ஃபோட்டோவும் தெரியும் ஓகே இப்போ கீழே செட் வால்பேப்பர்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனும் லாக் ஸ்க்ரீனும் வச்சுக்கிறீங்களா இல்லை வெறும் ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும் நான் ரெண்டுமே வச்சுக்கிறேன் ஓகே அப்டேட் ஆகிருக்கும் ஓகே நோ தேங்க்ஸ் கொடுத்து டெய்லியே வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோ அப்படியே நம்மளுக்கு தெரியுது இப்போ பாருங்கள் இந்த வீடியோலாம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம லாக் ஸ்க்ரீனுக்கு பார்த்துடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் லாக் ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடில ஸோ அது நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த டெக்னிக்கை உங்கள் ஃபோனுக்கு பண்ணி பாருங்கள் இந்த விதமான செட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ரெண்டே எம்பிக்கு நம்ம வீடியோவாக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் போகும்போது மறக்காமல் கணேஷ் கிருஷ்ணன் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க டடா